வணக்கம் இப்போ நாம் பேங்க் நிஃப்டியில் ஒன் மினிட் சார்ட் பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா செப்டம்பர் ஃபஸ்ட் ஸோ இன்றைக்கி தான் வந்து new month first day market இப்போ பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகிருக்கு thirty six thousand six hundred ரேஞ்சில் ட்ரேடிங் வந்து போயிட்டுருக்கு இப்போ டைம் வந்து நைன் ஃபிஃப்டின் ஆகுது ஸோ இந்த சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கால்ஸ் வந்து ஜெனரேட் ஆகும் பை பண்ணலாமா செல் பண்ணலாமான்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் டே பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலி எஸ்டர்டே வந்து மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா பை கால் ஜென்ரேட் ஆனபடி அப்படியே அந்த பையிங் பாயிண்ட் அந்த ரேஞ்சிலே வந்து க்ளோஸ் ஆச்சு ஸோ அதுக்கடுத்து இன்றைக்கி ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா கேப் அப்பில் ஓப்பன் ஆகிருக்கு ஸோ ஓப்பன் ஆகிட்டு இப்போ ட்ரேடிங் வந்து அந்த மாதிரி போயிட்டுருக்கு ஸோ நெக்ஸ்ட்டு இந்த சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கால்ஸ் வந்து ரிப்பீட் ஆகாது ஸோ இப்போ ஆல்ரெடி பை கால் இருக்குது அப்படின்றனால நெக்ஸ்ட் கால் வந்துச்சு அப்படின்னா செல் கால் தான் வரும் ஸோ செல் கால் வரணும் அப்படின்னா மார்க்கெட் கொஞ்சமாச்சு இறங்க ஆரம்பிக்கணும் ஸோ இப்போதைக்கு மார்க்கெட் வந்து ஓப்பனிங்கே கேப் அப்புன்றனால இறங்குறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் அப்படின்னு நினைக்கிறோம் so market once start falling அது இறங்க ஆரம்பித்தோன்னே நமக்கு செல் கால் வரும் அந்த செல் கால் எப்போ வருது அப்படின்றத நாம் இப்போ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா டென் ஃபிஃப்டி ஃபைவ் ஆகுது மார்க்கெட் நம்ம நைன் ஃபிஃப்டீனுக்கு பைக்கால் பார்த்தோம் ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் டே வந்த பைக்கால் தான் ஸோ அந்த பைக்கால்னுடைய கண்டினியூஷன் போயிட்டே தான் இருந்துச்சு தொடர்ந்து மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ஏறிட்டே தான் இருந்துச்சு ஸோ அந்த கண்டினியூஷனாக மார்க்கெட் தொடர்ந்து பயிங் ட்ரெண்டில் இருந்தது ஒரு டென் ஓ கிளாக் டென் தேர்ட்டிக்கு அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாச்சு அந்த ஸ்லோ ஆனதுக்கப்புறம் தான் இப்போ மார்க்கெட் ட்ரெண்டு பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் ஆகுது ஸோ செல் கால் பார்த்தீங்க அப்படின்னா ஜெனரேட் ஆயிருக்கு செல் கால் வந்திருக்குன்றனால கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் ஆகும்போதே ரெட் கலரில் வந்திருக்கு ஸோ மார்க்கெட்னுடைய ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி கேண்டில்னுடைய கலர் செட் பண்ணியிருக்கோம் ஸோ யார் வேணாலும் ஜஸ்ட் இந்த சார்ட் வாட்ச் பண்ணோன்னே ஓகே இப்போ ட்ரெண்ட் என்ன அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு ட்ரேடிங் பண்ணணுன்றக்காண்டி sell at thirty six thousand eight sixty சிக்ஸ்னு வந்திருக்கு ஸோ நமக்கு thirty six six eight sixty சிக்ஸில் வந்திருக்க செல் கால் ஃபஸ்ட் டாரட்டான thirty six thousand seven seventy த்ரீயை பிரேக் அவுட் பண்ணுதா அப்படின்றத தான் நாம் இப்போ வெயிட் பண்ணி பார்க்க போகிறோம் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா லெவன் ஃபைவ் ஆகுது நமக்கு கால் ஜென்ரேட் ஆகி டென் மினிட்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் டாரட்டை வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுது ஸோ நமக்கு கால் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரேட் ஆனது வந்து ஒரு டென் ஃபிஃப்டி சிக்ஸுக்கு இப்போ லெவன் சிக்ஸுக்கு வந்து டார்கெட்டை அச்சீவ் பண்ணியிருக்கு தேர்ட்டி சிக்ஸ் எயிட் சிக்ஸ்டி சிக்ஸில் வந்து thirty six seven seventy three வரைக்கும் இறங்கியிருக்கு ஸோ இப்படி தான் நமக்கு இன்றைக்கி செல்கால் ஜெனரேட் ஆனது ஃபஸ்ட் ஹார்ட்டாக பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கு இன்றைக்கி ஓப்பனிங் பார்த்தீங்க அப்படின்னா அது ஆக்சுவலி பையிங் ட்ரெண்ட் பைக்கால் காட்டுச்சில் அது ஃபுல்லாகவே தொடர்ந்து ஏறிட்டே தான் இருந்துச்சு பட் இந்த ஓப்பனிங் வந்த பைக்கால் பார்த்தீங்கன்னா அது ஆக்சுவலி ப்ரீவியஸ் டே ஜென்ரேட் ஆயிருந்தது இது பார்த்தீங்கன்னா bank Nifty weekly put option thirty seven thousand put option இதில் பார்த்தீங்கன்னா பைக்கால் வந்திருக்கு த்ரீ தேர்ட்டி ரேஞ்சில் பைக்கால் த்ரீ தேர்ட்டியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர் டென் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரைஸ் ஆயிருக்கு ஸோ பைக்கால் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அந்த பையிங் ரேஞ்சில் தான் ட்ரேடிங் போயிருக்கு அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் வந்து ரைஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு அந்த ரைசிங்கில் தான் நல்லா ஃபோர் ஹண்ட்ரட் ரேஞ்சை பிரேக் அவுட் பண்ணி ஃபோர் டென் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஏறி இருக்கு ஸோ நீங்கள் இந்த மாதிரி டேரெக்டாக புட் ஆப்ஷனில் அப்ளை பண்ணியும் இந்த சார்ட்டை யூஸ் பண்ணி உங்களால் ட்ரேடிங் பண்ணனாலும் பண்ணலாம் இல்லை நீங்கள் ஓனாகவே வந்து ஃப்யூச்சரை பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச ஆப்ஷனில் ட்ரேடிங் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இந்த சார்ட்டை பற்றின டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் அனுப்புங்க டீட்டெயில் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா டுவெல் ஃபார்ட்டி ஃபோர் ஆகுது மார்க்கெட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவரி கொடுக்குது செல் கால் வந்தது பார்த்திங்கன்னா நல்லா ஃபஸ்ட் ஆர்ட் பிரேக் அவுட் பண்ணுது thirty six seven hundred range வரைக்கும் பிரேக் அவுட் பண்ணுச்சு அதுக்கப்புறம் மார்க்கெட் ரெக்கவரி கொடுத்து இப்போ ரைசிங்கில் ஏறிட்டுருக்கு ஸோ இப்போ ஏறுறது பார்த்திங்கன்னா thirty six thousand eight hundred மேலே வந்துருச்சு ஸோ இப்போ நமக்கு பைக்கால் ஜென்ரேட் ஆயிருக்கு பைக்கால் வந்திருக்குன்றனால கேண்டில் பாருங்கள் இப்போ நமக்கு டுவெல் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு கேண்டில் ஓப்பன் ஆகும்போதே க்ரீன் கலரில் ஓப்பன் ஆயிருக்கு ஸோ கேண்டில் பார்த்தோன்னே நமக்கு தெரிஞ்சிடும் இப்போ வந்து பையிங் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து டார்கெட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டார்கெட் வந்து thirty six thousand nine hundred and thirteen வந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு ஸோ இந்த மாதிரி தான் பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்னுடைய ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த சார்ட்டில் உங்களுக்கு கால்ஸ் வரும் இது ரொம்பவே வந்து ஒரு சிம்பிளான ஒரு சார்ட் தான் பை ட்ரன்னா க்ரீன் கலர் கேண்டில் வரும் செல் ட்ரன்னா ரெட் கலர் கேண்டில் வரும் என்ட்ரி பாயிண்ட் என்ன என்ன மாதிரி டார்கெட்ஸ் எதிர்பார்க்கலாம் ஸ்டாப்லாஸ் என்ன அப்படின்ட்டு கம்ப்ளீட்டான டீட்டெயில் பார்த்தீங்கன்னா லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு எவ்ரிடே வந்து கொடுக்கும் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒன் ஓ கிளாக் ஆகுது நமக்கு டுவெல் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு பார்த்தீங்கன்னா பை கால் ஜெனரேட் ஆச்சு ஜெனரேட் ஆனது ஃபஸ்ட்டு ஃபைவ் மினிட் அந்த பையிங் ரேஞ்சிலே இருந்தாலும் அதுக்கப்புறம் மார்க்கெட் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஏற இல்லை இப்போ ஒன் ஓ கிளாக் போல் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஆரட்டை வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கு so thirty six eight twenty ஒனில் நமக்கு பை கால் வந்தது இப்போ தேர்ட்டி சிக்ஸ் நயன் டுவெண்ட்டி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஏறியிருக்கு ஸோ இப்படி தான் லைவ் மார்க்கெட்டில் டெய்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கால் ஜென்ரேட் ஆகுது ஜென்ரேட் ஆகிற கால் இப்படி தான் ஒர்க் அவுட் ஆகுது உங்களுக்கு இந்த சார்ட் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த சார்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் அனுப்புங்க டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் தேங்க்யூ